இந்த டுடோரியலில் எளிய PHP அப்லோட் ஸ்கிரிப்ட் ஐ பார்ப்போம் இது நம் அப்லோட் டாட் பிஎச்பி பைல் இல் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆக இருக்கும் இண்டெக்ஸ் டாட் பிஎச்பி ஐ பயன்படுத்தலாம் பயனர்களுக்கு இந்த குறிப்பிட்ட பைல் ஐ சமர்ப்பிக்க எச்டிஎம்எல் கோடால் ஒரு பார்ம் ஐ கொடுக்கலாம் பின் அப்லோட் டாட் பிஎச்பி இல் இந்த பைல் ஐ கையாளலாம் file name type size, temporary stored name மற்றும் கிடைத்த error messages ஆகியவற்றையும் பெறலாம். Error messages மூலம் அவை நிகழ்ந்தனவா என சோதிக்கலாம். பின் file ஐ process செய்து நம் வெப் serverல் குறிப்பிட்ட directoryல் சேமிக்கலாம். இந்த tutorialல் இரண்டாம் பகுதியில் குறிப்பிட்ட file type ஐ கண்டுபிடிப்பதை பார்ப்போம். சில file typeகளில் இருந்து பாதுகாத்துக்கொள்ள இன் அளவை காண்பதையும் பார்க்கலாம் இதற்கு அதிகபட்ச குறைந்தபட்ச file சைஸ் வைத்துக்கொள்வோம் இங்கே அப்லோடட் என்ற ஃபோல்டரை ஐ உருவாக்கி இருக்கிறேன் அதில் index.php மற்றும் upload.php ஃபைல்கள் உள்ளன இங்கேதான் அப்லோட் ஆன பிறகு என் ஃபைல்கள் சேமிக்கப்படும் ஃபைல்ஸ் அப்லோட் ஆகும் போது முதலில் அவை வெப் சர்வரில் ஒரு தற்காலிக இடத்துக்கு போகும் இந்த ஃபோல்டருக்குள் அல்ல HTML ஆல் ஒரு form ஐ உருவாக்க வேண்டும் அதற்கு ஒரு form ஆக்ஷன் உள்ளது மேலும் அப்லோட் டாட் பிஎச்பி என்னும் ஒரு குறிப்பிட்ட செயலும் நம் ஃபைல் இங்கே இருக்கிறது மெத்தோட் போஸ்ட் என அமைக்கப்பட்டுள்ளது இதற்கு காரணம் நாம் அதை கெட் வேரியபிள் ல் சேமிக்க தேவையில்லை ஏன் பாதுகாப்பு கருதி வெப்சைட்டுக்கு அனுப்பும் பைனரி டேட்டா ஐ யூசர் பார்க்கக்கூடாது மேலும் கெட் variable ல் கேரக்டர் வரையறை 100 என உள்ளது டேட்டா 100 பிட்ஸ் மட்டுமே இருந்தால் ஃபைல் மிக சிறியது சரி நீங்கள் அநேகமாக கேள்விப்படாத இன்னொரு பாராமீட்டர் உள்ளது அது என்க் டைப் என்கோடிங் டைப் அதன் பொருள் இதை எப்படி என்கோட் செய்யப் போகிறோம் என்பது அது multi part ஆகும் மேலும் ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தேவை அது ஃபார்ம் டேட்டாவும் ஆகும் சுருங்க சொல்ல நாம் இந்த form ஐ form of data சப்மிட் செய்கிறோம் அதாவது பைனரி டேட்டா முன் சொன்னபடி ஜீரோக்களும் ஒன்றுகளும் சரி இவை என்கோட் ஆகும் வகை இருக்கிறது form ஐ இங்கே முடிக்கலாம் நம் ஃபைலுக்கு இன்புட் ஆக சில எலிமென்ட்ஸ் தேவை இந்த டைப் ஃபைலாக அமைக்கப்பட்டது குறிப்பாக இருக்க நாம் இதை மைஃபைல் என்கிறோம் சரி இங்கே பாராகிராப் பிரேக் இப்போது தேவை சப்மிட் பட்டன் மட்டுமே சரி இதன் பிரிவ்யூ ஐ பார்க்கலாம் இதை மூடலாம் ஃபைல் அப்லோடை ஐ சொடுக்கலாம் பின்னே போவோம் இன்புட் இரண்டு யூக்களை இங்கே டைப் செய்து விட்டேன் திரும்பலாம் நம் input இங்கே எப்படி கிடைக்கிறது என பார்க்கலாம் அதை browse செய்ய வைக்கலாம் அப்லோட் செய்யக்கூடிய ஃபைல்களின் செலக்ஷன் இங்கிருக்கிறது இதை இன்னும் யூசர் friendly ஆக ஆக்கலாம் அப்லோட் a file refresh செய்யலாம் இங்கே நல்ல பக்கம் ஒன்று இருக்கிறது நம் header உள்ளது இங்கே ஒரு ஃபைலை அப்லோட் செய்ய வாய்ப்பு தேவையானால் கைமுறையாகவும் இங்கே டைப் செய்யலாம் மேலும் ஒரு அப்லோட் பட்டன் நம் அப்லோட் டாட் பிஎச்பி க்கு சப்மிட் செய்ய நல்லது அப்லோட் டாட் பிஎச்பி னுள் இந்த பார்ம் இருந்து சப்மிட் செய்த ஃபைலை ஐ ப்ராசஸ் செய்ய வழி தேவை இதை டாலர் அண்டர்ஸ்கோர் files ஐ பயன்படுத்தி செய்யலாம் ஆனால் இது அவ்வளவு சரியில்லை சரியில்லை என்பதை நிரூபிக்க இதன் ஒரே ஒரு செயலை எச்சோ செய்தால் போதும் அதை செய்து அப்லோட் மீது சொடுக்க அரே கிடைக்கிறது ஏனெனில் இது அரேதான் இது ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே முதல் செட் brackets இல் அப்லோட் செய்த ஃபைலின் பெயரையும் அது எங்கிருந்து வந்ததோ அந்த இன்புட் பாக்ஸ் இன் பெயரையும் டைப் செய்யலாம் இங்கே அது மைஃபைல் ஆகவே இங்கே மைஃபைல் ஐ பயன்படுத்தலாம் இரண்டாவதில் பல்விதமான புராப்பர்ட்டீஸ் இருக்கலாம் சுலபமாக நினைவுக்கு வருவது ஃபைலின் பெயர் அப்லோட் பார்ம் க்கு போய் intro.avi ஐ தேர்ந்தெடுக்கலாம் அது இங்கே காட்டப்படும் அப்லோட் ஐ சொடுக்கலாம் அடுத்த பக்கத்தில் intro.avi ஐ காணலாம் இதுதான் நம் upload.php form ஃபைல் என நினைவிருக்கிறதா சரி அவ்வளவே இதை ஒரு வேரியபிள் க்கு சேமிக்கலாம் அடுத்து நாம் காண்பது அதை இங்கே டைப் செய்கிறேன் type of file இது dollar underscore files நாம் பயன்படுத்துவது my name reference இதற்குள் டைப் இருக்கிறது இதுவே டைப் இதை எகோ அவுட் செய்தால் காணலாம் ரெஃப்ரெஷ் செய்யலாம் ரீசெண்ட் செய்ய அதை காண்கிறோம் மைஃபைல் இதை ரீசென்ட் செய்ய வீடியோ ஸ்லாஷ் ஏவி ஐ காண்கிறோம் இதை முன்னே HTML இல் எங்காவது பார்த்திருக்கலாம் உதாரணமாக இது இமேஜ் ஸ்லாஷ் png அல்லது image slash JPEG image slash BMP video slash AVI video slash MPEG அல்லது வேறு எந்த பார்மேட் ஆகவும் இருக்கலாம் இப்போதைக்கு அது ஒரு அவி பைல் என்பதை காண்கிறோம் அதுதான் டைப் ஆகவே type ஈக்வல்ஸ் இது எல்லாம் எனலாம் அடுத்து காட்டுவது சைஸ் இந்த கோடை காப்பி செய்து இங்கே பேஸ்ட் செய்து type ஐ சைஸ் என மாற்றி எச்சோ ஆட் செய்கிறேன் சப்மிட் செய்யும் ஃபைலின் e property ஐ காண்பது சுலபமே இந்த பக்கத்தை ரிஃப்ரெஷ் செய்து recent ஐ சொடுக்க ஃபைலின் சைஸ் கிடைக்கிறது இதை மில்லியனுக்கு ரவுண்ட் ஆஃப் செய்யலாம் ஒரு மில்லியன் பைட்ஸ் என்பது உண்மையில் மன்னிக்கவும் ஒரு மில்லியன் பிட்ஸ் என்பது ஒரு மெகாபைட் ஃபைல் உண்மையில் மெகாபைட் அளவு ஆகவே இங்கே ஒரு மில்லியன் மெகாபைட் டேட்டா இருக்கிறது இதை சைஸ் என பெயரிட்ட வேரியபிள் இல் சேமிக்கலாம் அடுத்து முக்கியமான ஒன்று டெம்பரரி நேம் இதை டெம்ப் என சற்று சுருக்கி வித்தியாசமாக எழுதுகிறோம் மேலும் அண்டர்ஸ்கோர் மற்றும் நேம் இது தருவது நாம் தேர்ந்தெடுத்த folderஐ தரும் வரை தற்காலிகமாக file சேமிக்கப்படும் directory பக்கத்தை ரிஃப்ரெஷ் செய்யலாம் ரிசெண்ட் மீது சொடுக்க அது Example சேமிக்கப்படுகிறது ஏனென்றால் இந்த application ஐ பயன்படுத்துகிறோம் Apache ஐ பயன்படுத்தினால் PHP ஐ நீங்களே சேமிக்கலாம். இங்கே Apache, அதைத் தொடர்ந்து டெம்பரரி ஃபைல் நேம் தெரியும். இது ஒரு TMP extension உடன் ரேண்டமாக உருவாக்கப்பட்ட எண். ஆனால் அது இப்போது பயனாகாது ஆகவே இதை நாம் டிஎம்பி ஃபைல் அல்லது டெம்ப் என சேமிக்கலாம் கடைசியில் வருவது எரர் இது அடிப்படையில் ஒரு பிழையும் இல்லையானால் 0 ஐ எச்சோ ஆட் செய்யும் மீண்டும் copy paste மற்றும் பிழையை மாற்றலாம் 0 கிடைக்க வேண்டும் ஏனெனில் எல்லாம் சரியாக எழுதப்பட்டது மேலும் இது எப்போதும் நெகேட்டிவ் வால்யூ ஆக இராது 0 க்கு மேல் இருந்தால் அது எரர் கோடு ஐ தருகிறது அடிப்படையில் இதன் பொருள் ஒரு எரர் உள்ளது இதை எரர் என்னும் வேரியபிள் ஆக சேமிக்கலாம் டுடோரியலின் அடுத்த பகுதியில் தற்காலிக இடத்தில் இருந்து குறிப்பிட்ட இடத்திற்கு நகர்த்துவதன் மூலம் ஃபைலை அப்லோட் செய்வதை காணலாம் மேலும் பிழை இருந்தால் இந்த எரர் வேரியபிள் ஐ கொண்டு கண்டுபிடிப்பதை பார்க்கலாம் எரர்ஸ் இருந்தால் எச்சோ ஆட் செய்யலாம் எரர் கோடை பயன்படுத்தலாம் பிழை இல்லையானால் temp ஐ எடுத்துக்கொண்டு மூவ் uploaded file என்னும் function ஆல் நகர்த்தலாம் அதை இங்குள்ள என் வெப் சர்வரில் uploaded directoryயில் சேமிக்கலாம் மேலும் சில குறிப்பிட்ட செயல்களை கற்கலாம் இது JPEG ஆ ஆம் என்றால் ஜெபிஇஜி இமேஜ் upload ஐ அனுமதிக்க வேண்டாம் அல்லது குறிப்பிட்ட file size ஐ அனுமதி வேண்டாம் இது போல அடுத்த பகுதியை பாருங்கள் நன்றி